ஹலோ ஆல் டாபிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயம் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நிஜமாவே நடந்துச்சுன்னு சொல்லப்படுற ஒரு சில பேய் கதைகளை உங்களோட ஷேர் பண்ணியிருந்தேன் அதுக்கு நல்லா ரெஸ்பான்ஸ் இருந்துச்சு நிறைய பேர் இன்னும் நிறைய ஸ்டோரிஸ் சொல்லுங்க நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க அதனால இனிமேல் முக்கியமான விஷயங்களுக்கு மட்டும்தான் உங்க முன்னாடி வர போறேன் மற்ற நேரங்களில் பேயா வந்து தான் உங்களை மிரட்ட போறேன் இப்போ வாங்க டாபிக் உள்ள போகலாம் நம்ம சின்ன வயசுல இருந்து ஜேம்ஸ் பான் கதைகளை கேட்டு தான் வளர்ந்துருப்போம் ஒரு சில ஜேம்ஸ் பான் கதைகளையும் பார்த்துருப்போம் இந்த படங்கள்லாம் என்ன சொல்லப்படும் அப்படின்னா ஹீரோ தன்னோட தாய்நாட்டை காப்பாத்துறதுக்காக இன்னோட எதிரி நாட்டுக்குள்ள ஊடுருவி உளவாளியா யாருக்குமே தெரியாம அந்த எதிரி நாட்டோடய கலந்து அங்க இருக்கிற கெட்ட சக்திகளை அழிச்சு தன்னோட தாய்நாட்டை காப்பாத்துற மாதிரி கதை அமைக்கப்பட்டிருக்கும் இந்த மாதிரி கற்பனையிலேயோ சினிமாவில் மட்டுமே நம்ம கேள்விப்பட்டிருக்கிற ஜேம்ஸ் பான் ஸ்டோரியை விட்டுட்டு இன்னைக்கு உண்மையான ஒரு ஜேம்ஸ் பான் ஸ்டோரியை தான் நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் அதுவும் நம்ம இந்தியாவோட ஜேம்ஸ் பான் ஸ்டோரியை தான் இன்னைக்கு நம்ம வீடியோவில் பார்க்க போறோம் நைன்டீன் ஃபிஃப்டி டூ ஏப்ரல் லெவனில் ஒரு டைகர் நம்ம இந்தியாவில் பிறக்கிறாரு அவரோட பேர் தான் ரவீந்திரநாத் கௌசிக் அவர் தான் தன்னோட இருபத்தி மூணாவது வயசில் இந்த இந்திய உளவுத்துறையில் வந்துட்டு சேர்றாரு பாகிஸ்தானுக்கு அனுப்பப்படுறாரு எப்படின்னா தன்னோட சின்ன வயசுல இருந்தே நாடகத்தின் மேல ஆர்வம் இருக்கிற இவருக்கு இருபத்தி மூணாவது வயசில் ஒரு நாடகத்தை ரா ஏஜென்ட் பார்க்கும்போது அவங்க வந்துட்டு ராவில் இவர் ஏஜென்ட்டாக எடுக்க முடிவு பண்ணுறாங்க ராணா என்னன்னு உங்களுக்கு தெரியல ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு உலக அமைப்பு இருக்குது அதாவது தன்னோட நாட்டுக்கு வந்துட்டு இன்னொரு நாடு எந்த மாதிரி பிளான் பண்ணி தன்னோட தாய்நாட்டை தாக்க முயற்சி செய்து இல்லை தன் தாய்நாட்டை கவுக்கிறதுக்காக என்னென்ன வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்கன்னு இங்கே இருந்து யாராவது ஒருத்தர் வந்து அந்த நாட்டில் அனுப்பப்படுவாங்க அப்படி அனுப்பப்படுறவங்க அங்கே போய் அவங்க கூடயே ஒன்றா கலந்து இங்கேருந்து எல்லா விஷயங்களையும் சேகரித்து தன்னோட தாய்நாட்டுக்கு அனுப்புவாங்க சப்போஸ் அந்த இடத்துல அவங்க மாட்டிக்கிட்டா கூட தன்னோட தாய்நாட்டிலேருந்து எந்த சப்போர்ட்டும் வராது அந்த மாதிரியான ஒரு தியாகமான வேலையை செய்கிறது தான் இந்த உளவாளியோட வேலை அந்த மாதிரி ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு உளவு பிரிவு இருக்குது நம்ம நாட்டோட உளவு பிரிவு தான் ரா அப்படின்னு சொல்லப்படுது ராவில் தன்னோட இருபத்தி மூணாவது வயசில் செய்கிறாரு ரவீந்திரநாத் கௌசிக் சேர்ந்ததுக்கப்புறம் அவருக்கு பல ஸ்பெஷல் ட்ரைனிங்ஸ் கொடுக்கப்படுது அந்த மாதிரி உருது கற்றுக்கிறாரு குரான் கற்றுக் கொடுக்கப்படுது பல மொழிகள் மொழிகள் சார்ந்த விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்படுது பல மதங்கள் சார்ந்த விஷயங்கள் கற்றுக் கொடுக்கப்படுது அதுக்கப்புறமா அவருக்கு நபி அகமது ஜாகிர் அப்படின்ற பேரில் பாகிஸ்தானுக்குள்ள அனுப்பி வைக்கப்படுறாரு நம்ம இந்தியன் கவர்மெண்டால அந்த மாதிரி அனுப்பி வைக்கப்படும் போது அவருக்கு இங்க இருந்த இந்தியன் சிட்டிசன்ஸ் ரெக்கார்ட்ஸ் எல்லாத்தையும் அழிக்கப்படுது அதாவது அவரோட குடியுரிமை அதுக்கப்புறம் அவரோட டிரைவிங் லைசன்ஸ் அவரோட பர்த் சர்டிஃபிகேட் எல்லாத்தையுமே அழிச்சிட்டு அவர் யாருன்ற ஒரு எந்த ஒரு சின்ன ரெக்கார்டுமே இல்லாமல் பாகிஸ்தானுக்குள்ளே அனுப்பப்படுறாரு அங்கே போயிட்டு பாகிஸ்தானுக்குள்ள வாழ்ந்த மாதிரி ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணி அந்த இடத்துல ஒரு காலேஜ்லையும் ஜாயின் பண்ணுறாரு ஒரு எல்எல்பி ஸ்டூடெண்டா ஜாயின் பண்ணி எல்எல்பியாக முடிக்கிறாரு படித்து முடிச்சதுக்கப்புறம் அங்கேயே ஆர்மியில் ஒரு ஆஃபீஸராகவும் ஜாயின் பண்ணுறாரு ஆஃபீஸராக ஜாயின் பண்ணி தன்னோட திறமையினால கொஞ்ச நாளே மேஜராகவும் ப்ரொமோஷன் ஆகுறாரு மேஜராக ப்ரமோஷன் ஆகி கொஞ்ச நாளில் அங்கேயே அண்ணத் அப்படின்ற ஒரு பெண்ணையும் திருமணம் செஞ்சுக்கிறாரு அமர்நாத்துக்கும் இவருக்கும் ஒரு அழகான பெண் குழந்தையும் பிறக்குது இந்த மாதிரி இந்தியாவில இருந்து பாகிஸ்தானுக்குள்ள நுழைஞ்சு ஒரு ஆபீசரா மேஜரா ப்ரொமோட் ஆகி யாருக்குமே தெரியாம தன்னோட வாழ்க்கையை தொடர்ந்துட்டு இருந்த இந்த ரவீந்திரநாத் கௌசிக் அதாவது நபி அகமது ஷாகிர் யாருக்குமே தெரியாம இந்தியாவுக்கு பல விஷயங்களை கொண்டு வந்து சேர்த்துட்டு இருந்தாரு உழவு மூலமா இந்த மாதிரி பல விஷயங்கள் அந்த பாகிஸ்தான் வந்து எந்த மாதிரி திட்டம் தீட்டுது இந்தியாவுக்கு எதிராக என்னென்ன சதிகள் செய்துன்ற எல்லா கெட்ட விஷயங்களையும் நம்ம இந்தியாவுக்கு சொல்லிக்கிட்டு இருந்தாரு இது நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு நைன்டீன் செவன்டி நைன்லேருந்து நைன்டீன் எயிட்டி த்ரீ வரைக்கும் ரொம்ப முக்கியமான தருணங்களில் நம்ம இந்தியாவுக்கு பாகிஸ்தான் வந்து பல விஷயங்களை இவர் தான் ரவீந்திரநாத் சாகி கௌசிக் தான் சொல்லியிருந்தாரு அகமது சாகிர் தான் சொல்லியிருந்தார் இதனால நம்ம அப்போ இருந்த இந்திய பிரதமர் இரும்பு பெண்மணி சொல்லப்படுற இந்திரா காந்தி இவருக்கு பிளாக் டைகர் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்து கௌரவிச்சிருந்தாங்க அந்த மாதிரி பட்டத்தை கொடுத்து கௌரிச்சதுக்கப்புறம் அவரோட குடும்பத்தோட அவர் சந்தோஷமாக அங்கே வாழ்ந்துட்டு இருந்தார் அதாவது நம்ம இந்தியாவுக்கு உழவு சொல்லணும் அப்படின்ற காரணத்துக்காக யாருக்குமே தெரியாமல் அப்படி இருக்கிற சூழ்நிலை தான் நைன்டீன் எயிட்டி ஃபைவ்ல இங்கேருந்து நம்ம இந்தியாவில் வந்து இன்னொரு இனியா தாசாத் அப்படின்ற ஒருத்தரை வந்துட்டு இங்கேருந்து ரா வந்து அனுப்புது அவரை போய் மீட் பண்ணுறதுக்காக அவர் துரதிருஷ்டவசமாக இங்கே பாகிஸ்தான் கவர்மெண்ட்டில் மாட்டிக்கிறாரு பாகிஸ்தான் கவர்மெண்ட்டில் மாட்டினதுக்கப்புறம் பல சித்திரவதைகளை அனுபவிக்கிறாரு ஒரு ஸ்டேஜில் அவங்களோட கொடுமைகள் தாங்க முடியாமல் இங்கே இருக்கிற ராய் ஏஜென்ட் யாருன்றதை உளறிடுறாரு அதாவது நம்மளோட ரவீந்திரநாத் கௌசிக் பற்றி உளறுகிறாரு எங்களோட ராஜ் ஏஜென்ட் இங்கே ஒருத்தர் இருக்காரு உங்கள் ஆர்மியிலேயே ஜென்ரல் லெவலில் வந்துட்டு மேஜர் லெவலில் வந்துட்டு வளர்ந்துருக்காருன்னு சொல்லி சொல்லும்போது ரவீந்திரநாத்தை வந்துட்டு அவங்க ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறாங்க ரவீந்திரநாத்தை சேம் இயர்லேயே அரெஸ்ட் பண்ணுறாங்க நைன்டீன் எயிட்டி ஃபைவ்லேயே அரெஸ்ட் பண்ணுறாங்க அரெஸ்ட் பண்ணதுக்கப்புறம் உடனடியாக அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்படுது அவர் தூக்கு தண்டனைக்கு முன்னாடி கொஞ்ச நாள் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு அடைச்சி வைக்கப்படுறாரு கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் அவர் பயங்கர சித்திரத்தை செய்கிறாங்க எந்த மாதிரியான மெசேஜ்லாம் உன்னோட கண்ட்ரிக்கு நீ பாஸ் பண்ண எந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீ உன் நாட்டுக்கு சொன்ன அதையெல்லாம் எங்களுக்கு சொல்லணும்னு சொல்லும்போது மனம் கொஞ்சம் கூட நமக்கு தளராம எப்படியாவது தன்னோட தாய்நாட்டுக்கு என்னென்ன விஷயங்கள் சொன்னோம் தாய்நாட்டை பற்றி எதுவுமே காட்டி கொடுக்க முடியாது உறுதியாக இருந்தவர் கொஞ்ச நாளைக்கு அப்புறம் தூக்கு தண்டனை நிறைவேற்றதுக்காக இன்னொரு ஜெயிலுக்கு கொண்டு போய் போடுறாங்க அப்புறம் அவரோட தூக்கு தண்டனை ஆயுள் தண்டனையாக மாற்றப்படுது இருந்தாலும் சிறையில் ரொம்ப கொடுமை அனுபவிக்கிறாரு அங்கே போனதுக்கப்புறம் கடிதத்தின் மூலமாக லெட்டர் மூலமாக வந்துட்டு அவங்க ஃபேமிலிக்கு அம்மானத்துக்கும் அவங்க ஃபேமிலிக்கும் சொல்றாரு ஏன்னா அவரோட ஃபேமிலியும் அவங்க வந்துருச்சு இல்லையா ஒரு பெண் அங்கே திருமணம் செஞ்சுக்கிட்டாரு அந்த மாதிரி தன்னோட ஃபேமிலிக்கும் சொல்றாரு தான் எப்படிலாம் பாகிஸ்தானில் வந்துட்டு கொடுமை செய்யப்படுறேன் சிறையில் எந்த மாதிரி சித்திரவதை அனுபவிக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு விஷயமும் அவங்ககிட்ட சொல்றாரு என்னோட உடல்நிலை பாதிக்கப்படுது இந்த சரியான சாப்பாடு கிடையாது என்னோட உடல்நிலை வந்துட்டு சரியாக இல்லை இப்படியே போச்சுன்னா கொஞ்ச நாள் நான் இறந்துருவேன் அப்படின்னு சொல்லி லெட்டர்லாம் எழுதுறாரு இதே மாதிரி போகிறப்ப கடைசி அவரோட வாழ்க்கை பயணம் அப்படின்றது ரெண்டாயிரத்தி ஒன்றில் காச நோய் வந்து டிபி வந்து இறந்து போகிறாரு இந்த மாதிரி தன்னோட தேசத்துக்காக இப்போ நான் வீடியோ பேசிகிட்டு இருக்கிறத நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு இந்த மாதிரி நம்ம சந்தோஷமாக சுதந்திரமாக செய்கிற ஒவ்வொரு வேலைக்கு பின்னாடியும் ஒவ்வொரு தியாகிகளோட தியாகமும் உழைப்பும் இருக்குது அந்த மாதிரி ரவீந்திரநாத் கௌசிக் உண்மையிலேயே வந்துட்டு ஜேம்ஸ் பான் நம்ம நாட்டை காப்பாற்றுறதுக்காக அங்கே பாகிஸ்தான் போய் அங்கே படித்து அங்கே ஒரு ஆஃபீஸராக அங்கே ஒரு மேஜராக ப்ரொமோட் ஆகி அங்கேருந்து நம்ம விஷயங்கள் எல்லாத்தையும் நம்ம நாட்டுக்கு ஷேர் பண்ணி நம்ம நாட்டால் கௌரவிக்கப்பட்டு பிளாக் டைகர்ன்ற பேரை வாங்கி அதுக்கப்புறம் ஒரு உளவாளியால் மாட்டிக்கிட்டு அப்பவும் அவராக மாட்டிக்கல ஒரு உளவாளி இங்கேருந்து ரா அனுப்பி அந்த உளவாளி அவங்கள்ட்ட பாகிஸ்தான் ஆர்மியில் மாட்டி அந்த உளவாளி சொல்லி தான் இவர் மாட்டிக்கிட்டாரு இந்த மாதிரி மாட்டி பல சித்திரவைகளை அனுபவிச்சு ரெண்டாயிரத்தி ஒன்றில் இறந்து போறாரு இந்த மாதிரி பல ஏஜென்ட் ரா ஏஜென்ட் பல உளவாளிகள் பல பேர் நம்ம தேசத்தை காப்பாற்றுறதுக்காக நம்ம நிம்மதியாக இருக்கிறதுக்காகவும் உழைச்சிட்டு இருக்காங்க அவங்க எல்லாருக்கும் ஒரு ஹார்டர் பண்ணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ நிச்சயமாக இந்த மாதிரி பல ஜேம்ஸ் பான் நமக்கே தெரியாமல் நமக்காக உழைச்சிட்டு இருக்காங்க அதனாலதான் தான் நம்ம சந்தோஷமாக இங்கே உட்காந்து வீடியோ பண்ணிட்டு இருக்கேன் நீங்கள் அங்கே உட்காந்து வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அவங்க எல்லாத்துக்கும் ஒரு பிக் சல்யூட் ஜெய்ஹிந்த்